அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசார குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க இப்ப குரு பகவான் பயிற்சி ஆகிறது பாத்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தான் வந்து தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர வீட்டுக்கு வந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் தான் வந்து பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் இதுக்கு அதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா அதிசாரமா அதிசாரம்னா முன்னோக்கி பயணம் பண்றது அதுக்கு முன்பே வராரு அப்ப பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதி நள்ளிரவு அதாவது ஆறாம் தேதி விடியற்காலை ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணுறாரு அங்கேயே இருக்காரு அதாவது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்லேயே வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் அதாவது ஆறு மாத காலம் வந்து அங்கே இருக்க போறாரு என்னெல்லாம் நடக்க போகுது இந்த கும்பகர கும்பராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு இந்த ஆறு மாதத்துக்கு என்ன பலன்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க கும்ப வீட்டில் இருக்கிறதுனால என்ன விசேஷம் கும்ப வீட்டுக்கு உண்டான அதிபதி யாரு சனி பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இருக்கிறாரு தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால மனோபலம் உடல்நிலை இது எல்லாமே வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள்லாம் வந்து கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க கும்பராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ராசிநாதனே சனி பகவான்றனால பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு தன் வீட்லயே ஆட்சி பெறாரு மகர வீட்டில் அவர் கும்பராசிக்கு உண்டான அதிபதியும் கூட நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு ஆனால் குரு பகவான் கடந்த சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா மகர வீட்டில் இருந்திருக்காரு குரு பகவான் இப்ப தன் வீட்டுக்கே வராரு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அந்த இரண்டுக்குடைய குரு பகவான் தன் வீட்டுக்கே வராரு கும்ப வீட்டுக்கு அப்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம்னு காத்துட்டு இருக்குங்க கோடீஸ்வர யோகன் கூட சொல்லலாம் திடீர் திருப்பம் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ கும்ப வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வைகள் என்னென்ன ஐந்து ஏழு ஒன்பது இப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையிலேருந்து அது நிறைவடையும் குழந்தைகளால சந்தோஷம் குழந்தைகள் மூலமா ஆறுதல் பெருமை இதெல்லாம் வந்து அடைவீங்க கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்க ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம்னு சொல்லலாம் புத்திரஸ்தானம்னா இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் குழந்தை இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை கிடைக்கும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு இருக்குது அடுத்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தை வந்து கலத்திரஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால அதாவது குரு பகவான் பார்க்குறாரு பார்க்கறதுனால என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் திருமணம் வந்து திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நிறைய தடங்கல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க இதில் அப்போ எனக்கு இது வேணாம் வெறுத்து போய் நம்ம இப்போ இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சவங்கெல்லாம் இப்போ தயவு செஞ்சு அந்த உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்க தயவு செஞ்சு ஏன்னா கும்ப வீட்டுக்கு இப்போ குரு பகவான் வந்திருக்கிறதுனால ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கனாவே லைட்டாக ஸ்டெப் எடுத்தீங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அசால்ட்டாக இருக்க வேணாம் இந்த ஆறு மாத காலம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே முடிவடைஞ்சிரும் திருமணம் திடீர் கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கும்பராசிக்கு நடக்குங்க தயவு செஞ்சு அதனால உங்க ஜனனகால ஜாதகத்தை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க என்ன தசா புத்தி ஓடிட்டு இருக்கு என்ன அந்தரம் நடந்துட்டு இருக்கு உங்க கட்டத்துல ஏழாம் இடம் எப்படி இருக்கு வலுவா இருக்கா லக்கணம் என்ன இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத நீங்க தயவு செஞ்சு ஜாதகம் பாருங்க நீங்கள் சப்போஸ் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து இப்போ வர கோச்சார பலனையும் பார்த்து மெர்ச் பண்ணி நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் இப்போ ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க இந்த திடீர் கல்யாணம்ன்றது கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க கும்ப லக்கணக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக இது நடக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது அடுத்து ஒன்பதாம் இட பாகியஸ்தானத்தை பார்க்குறாங்க அனைத்து விதமான பாகியங்களும் வந்து கிடைக்கும் கும்பராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு தொழில் முடக்கம் பிரச்சனைகள் அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு கொஞ்ச நாட்களாகவே அலைச்சல்கள் அதிகம் ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது உட்காந்தே நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் எல்லா வேலையும் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் வந்து நிறைய பண்ணுவீங்க அனைத்து விதமான பாகியங்களும் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் கிடைக்கும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்போ ப்ரமோஷன் அது மூலிமா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்ராடு போகிறது இப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதுவும் அதுவும் மேட்ச் ஆகி கரெக்டாக ஆகி வந்துருச்சுங்க ஜனனகால ஜாதகமும் நல்லா இருக்குது இப்போ கோச்சார பலனும் நல்லா இருக்குது நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதத்தை வச்சு நான் பார்த்து சொல்லுவேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ கோச்சார பலனே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூன்று இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு பார்வையிடுறாரு ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் வலுப்பெறுது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஆனால் அனைத்து விதமான பாகியங்களும் அனைத்து விதமான செல்வங்களும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் மிக மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் அமைந்து அப்படின்னா இந்த ஒரு ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியுங்க கும்ப ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி பலன்களை சொல்லிட்டு இருக்கேன் உங்க இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகம் பார்க்கணும் அதில் குரு அந்தரம் நடந்துட்டு இருக்கா குரு தசை நடக்குதா இல்லை குரு புத்தி போயிட்டு இருக்கா இல்லை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு எந்த இடத்துல பார்வை பதிக்கிறாரு ஐந்து ஏழு ஒம்பது தான் பார்வை இருந்தாலும் அந்த இடத்த வந்து குரு பகவானுடைய இடத்த சுபர்கள் பார்வை இருக்கா அசுபர்கள் பார்வை இருக்கா ஏழாம் இடத்தை யார் யார் பார்க்குறாரு அந்த விஷயம்லாம் பார்க்கணுங்க ஏன்னா மெயினாக மாங்கல்யம் நம்ம திருமணம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏழாம் இடத்தை நம்ம பார்க்கும் பார்ப்போம் நம்ம எட்டாம் இடம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையும் குறிக்குது ஆயுளையும் குறிக்குது ஞானத்தையும் குறிக்குது ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு போறதே நம்ம பார்க்கணும் அதனால நம்ம டோட்டலாக நம்ம எல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் கோச்சார பலன் கண்டிப்பாக இது நடக்கும் நடந்தே தீரணும் கன்ஃபார்ம் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய ஜன ஜனனகால ஜாதத்தை எடுத்து தயவு செஞ்சு பாருங்க அதில் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு என்ன அந்தரம் நடந்துட்டு இருக்கு என்ன ஏழாம் இடத்துல எங் என்ன கிரகங்கள் உட்காந்துருக்காரு ஐந்தாம் இடத்துல என்ன கிரகங்கள் உட்காந்துருக்கு நான் சொல்றது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுதுன்னு நான் சொன்னேன் பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் இது முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன் அதனால் உங்களோட ஜனனகால ஜாதத்துல அந்த அமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்து இருக்கான்னு பாருங்கள் அந்த டைம் அந்த அமைப்பு நல்லா இருந்து உங்களுக்கு தசாபுத்தி கரெக்டாக இருந்து கோச்சார பலனும் கரெக்டாக உங்கள் ஃபேவரபுளாக இருந்ததுன்னா ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகம் கூட இருக்குங்க கட்டாயம் நம்ம சொல்லலாம் இருந்தாலும் கோச்சார பலனில் அஞ்சு ஏழு ஒன்பதுக்கான பார்வைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்கும் அதனால் முயற்சி பண்ணுங்க குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் மாற்றங்கள் தொழில் <clears throat> தொழில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறது இன்னொரு கண்ட்ரிக்கு போய் பண்ணுறது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்ராடு போகிறதுக்கான சான்ஸ் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக சுற்றுலா நிறையா போயிட்டு வருவீங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கு அதனால் உங்கள் ஜனகால ஜாதகமும் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்